பொறுப்பாக இருந்து மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஆசிரியரை பத்தாண்டுகளாக பழகிய கல்லூரி பேராசிரியை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் அடுத்த ஊரிக்கை அங்காள பரமேஸ்வரி நகரை சேர்ந்தவர் அனிதா தனியார் கல்லூரியில் தமிழ் பேராசிரியையாக வேலை பார்த்தார் இவருக்கு திருமணமாகவில்லை இவரது அக்கா குடும்பத்துடன் வசித்தார் மாடியில் அனிதவும் கீழ்த்தளத்தில் அக்கா குடும்பத்தினரும் வசித்தனர் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு அனிதாவின் அக்கா மாடிக்கு சென்று பார்த்தபோது அனிதா இரத்தக்காயங்களுடன் இறந்து கிடந்தார் புகாரின்படி காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அதே நேரத்தில் அனிதாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது அதில் கூர்மையான ஆயுதம் மூலம் அனிதாவின் மார்பகத்தில் குத்தியதால் இரத்த கசிவு மற்றும் எலும்பில் அதற்கான தடயங்கள் இருப்பது தெரிந்தது தொடர்ந்து அனிதாவின் செல்போனை ஆய்வு செய்தபோது அதில் காஞ்சிபுரம் பாண்டவ பெருமாள் கோயில் சன்னதி தெருவை சேர்ந்த நாயக்கன்பேட்டை அரசு பள்ளி தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் சுதாகர் கடைசியாக பேசியது தெரிந்தது அவரை பிடித்து விசாரித்ததில் அனிதாவை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பேராசிரியை அனிதாவும் சுதாகரும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் பணியாற்றினர் அப்போது அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது பின்னர் அனிதா தனியார் கலை கல்லூரியில் தமிழ் பேராசிரியையாக பணியில் சேர்ந்தார் ஆனாலும் அவர்களுக்குள் பழக்கம் தொடர்ந்தது திருமணமான சுதாகர் கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக வசித்து வருகிறார் தற்போது அனிதாவும் சுதாகரும் நெருங்கி பழகியிருக்கிறார்கள் அனிதாவின் வீட்டில் உறவினர்கள் இல்லாத நேரத்தில் சுதாகரை வரவழைத்து தனிமையில் இருந்துள்ளனர் அதனால் தன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளும்படி சுதாகரிடம் அனிதா வற்புறுத்தியிருக்கிறார் அதனால் ஏற்பட்ட தகராறில் சம்பவத்தன்று அனிதாவை சந்திக்க சுதாகர் வந்திருக்கிறார் அப்போதும் திருமணம் தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஆத்திரமடைந்த சுதாகர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அனிதாவை குத்தியிருக்கிறார் பிறகு நகைக்காக இந்த கொலை நடந்தது போல சித்திரிக்க அனிதா அணிந்திருந்த தங்க சேனையும் எடுத்துக்கொண்டு சுதாகர் தப்பிச் சென்றிருக்கிறார் அனிதாவுக்கும் சுதாகருக்கும் இடையே நடந்த தகராறில் சுதாகர் அணிந்திருந்த டிஷர்ட்டின் பாக்கெட் அனிதாவின் கையில் சிக்கியிருக்கிறது அதை கவனிக்காததால் சுதாகர் வசமாக சிக்கிக்கொண்டார் மேலும் அனிதாவின் செல்போனை ஆய்வு செய்தபோது அவர் சுதாகருடன் பேசிய தகவல் தெரியவந்தது இதையடுத்து உடற்கல்வி ஆசிரியர் சுதாகரை கைது செய்த போலீசார் அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனிதாவின் செல்போன் எண்ணை கொண்டு போலீசார் விசாரித்தபோது அவர் இறப்பதற்கு முன் சுதாகர் எண்ணில் அழைத்தது பதிவாகி இருந்தது மேலும் சுதாகர் மற்றும் அனிதா ஆகியோரின் செல்போன் எண்ணில் பல ஆண்டுகளாக தொடர்பு இருந்தது அனிதா இறந்தபோது அவரது அறையில் டி சர்ட்டின் பாக்கெட் பகுதியும் நெல் மணிகள் சிறிதளவு இருந்தது இந்த தடயங்களை வைத்து சுதாகரின் டி சார் அரிசி ஆலை உரிமையாளரின் மகன் சுதாகர் வந்தபோது நெல் மணிகள் இருந்தது தெரிந்தது